எனது பெயர் பக்தி பிரியா நான் இங்கு பேசவிருக்கும் தலைப்பு இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கியா அலட்சியங்களை நோக்கியா நான் கூற விரும்புவது இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்ச் அலட்சியங்களை நோக்கியே ஏனெனில் அவனது வாழ்க்கை இன்று அலட்சிய சிந்தனைகளை சார்ந்தே இருந்து கொண்டிருக்கின்றது தவறாக என்ன வேண்டாம் ஒரு காலத்தில் இளைஞன் லகடம் கட்டிய குதிரைகளாக போல் இருந்தான் ஏனென்றால் அவனது பார்வை சிந்தனை அனைத்தும் லட்சியம் லட்சியத்திற்கான பாதை அதற்கான பயணத்தையே சார்ந்திருந்தது ஆனால் இன்றோ இன்றுள்ள இளைஞர்கள் அனைவரும் லகடமற்ற குதிரைகளாகவே திகழ்கின்றனர் லகடமற்ற குதிரைக்கு பார்வை பறந்து விரிந்திருக்கும் அதை போன்றே இன்றைய இளைஞர்கள் தங்களது பார்வையை தன்னை சுற்றியுள்ள அனைத்திலும் பறந்து விரித்து கிடக்கின்றார்கள் அவர்களது சிந்தனையை தனது சுற்றியுள்ள அனைத்திலும் செலுத்த வேண்டிய கட்ட கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் அக்காலத்தில் ஒரு லட்சியத்தை அடைவதற்கான தேடுதல் இருந்தது அந்த தேடுதலை தேடி முடிப்பதற்கு சில காலங்களோ பொழுதோ ஆகலாம் ஆனால் இன்று அந்த நிலைமை இல்லை எளிமையாக கூற வேண்டுமென்றால் ஒரு கேள்விக்கு பதிலை தேடி ஒரு தேடுதலை தொடர்ந்தால் அந்த பதிலை தேடுவது அடைவதற்குள் சில காலமோ வாரமோ கூட ஆகலாம் ஆனால் அதற்குள் பல கேள்விகளுக்கான விடையை நாம் தெரிந்து கொள்ளவும் ஆனால் இன்று அப்படி அல்ல ஒரு கேள்விக்கான விடையை ஒரு இளைஞன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தனது மடிக்கணினியோ கை தொலைபேசியே போதுமானது உடனடியாக அந்த கேள்விக்கான பதிலை அவன் தெரிந்து கொள்வான் தேவையான அனைத்தும் உடனடியாக கிடை கையில் கிடைப்பதால் அவனுக்கு தேவையற்ற அனைத்திலும் கவனம் செலுத்த நேரம் கிடைக்கின்றது அது அவனது தவறல்ல அது மட்டுமின்றி இன்றைய உலகம் என்பது தேவையற்ற அலட்சியங்களை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கின்றது இதில் இளைஞர் மட்டும் விதிவிலக்கா தற்கால இளைஞர்களுக்கு பொழுதுபோக்கு அல்லது லட்சியத்தை தவிர வேறு எதையாவது சிந்திக்க வேண்டும் என்று கூறினால் அதற்கான வழிகள் மிக குறைவு ஆனால் இன்றோ யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா எஃபி பிக் பாஸ் ஐபிஎல் அப்பப்பா இன்னும் எத்தனையோ இப்படி அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இன்றைய இளைஞன் இருக்கின்றான் ஏனெனில் உலகமே அதை சுற்றி சுழண்டு கொண்டிருக்கின்றது தன் லட்சியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி இதை அறிந்து கொள்ளாமல் போய்விட்டால் இதை சிந்தனையிலும் எடுத்து கொள்ளாமல் போய்விட்டால் அவன் உலகம் தெரியாதவனாகி விடுவான் அவனை இச்சமூகம் எப்படி எதிர்கொள்ளும் என்றால் ஐயோ இவன் ட்ரெண்டிலேயே இல்லை அவனுக்கு சுச்சுவேஷனே புரியல என்ற சமூகம் அவனை ஒதுக்கவும் தன்னை தானே தனிமைப்படுத்தி தாழ்வு மனப்பான்மையில் அடங்கி கொள்ளும் தன்மை இளைஞருக்கும் ஏற்படும் சூழ்நிலையே இன்றைய சமூகம் இருக்கின்றது ஆகியவற்றால் அனைத்து அலட்சிய சிந்தனைகளிலும் கவனத்தை செலுத்தி தீர வேண்டிய சூழ்நிலையில் இன்றைய இளைஞன் இருக்கின்றான் இதற்கிடையிலேயே அவனது லட்சியத்தை நோக்கிய பாதையையும் பயணத்தையும் அவன் தேடி அடைய வேண்டியிருக்கின்றது பயணத்தையும் அவன் தேடி அடைய வேண்டியிருக்கின்றது காலத்திலோ லட்சியத்தை அடைவதற்கு அவ்வளவு கடினமான சூழ்நிலை என்று கூற முடியாது ஆனால் இன்றோ இந்த அலட்சிய சிந்தனைகளுக்குள் இடையிலும் தன் லட்சியத்தை தேடி அடைவது அவ்வளவு எளிதென்றும் கூற முடியாது அப்படி தனது லட்சியத்தை இந்த அலட்சிய சிந்தனைகளுக்கு நடுவிலும் அடைவதற்காக போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த காணொலியை பார்த்தமைக்கு உங்களுக்கு நன்றிகள் தவறேதும் இருந்தால் எனது மனமார்ந்த